அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிசார குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதி நள்ளிரவு அதாவது இரவு நடக்க போது ஒரு ஆறு மாத காலத்திற்கு குரு பகவான் மகர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அதிசாரமா குரு பயிற்சின்றது வருடத்துக்கு ஒரு முறை தான் அது ஆல்ரெடி நவம்பர் மாதம் மாறிட்டாரு இது அதிசாரமாக முன்னாடி வராரு இது ஒரு ஆறு மாத காலம் வந்து அதிசார பலனா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இந்த அதிசார குரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு இப்போ எந்தெந்த வீட்டை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தை சிம்ம வீட்டை அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் அதாவது அஞ்சு ஏழு ஒம்பது தான் பார்வை குருவோட பார்வை இப்போ அதிசாரமாக வர்றதுனால மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஆறு மாத காலத்திற்கு எப்படி இருக்கு அதிசார குரு பயிற்சி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரு பயிற்சின்றது நவம்பர் மாதம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் தான் உங்களுக்கு குரு மாறுறாரு இது அதிசாரமாக முன்னா முன்பே வராரு அதிசாரமாக வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி பார்க்கலாம் இப்ப மேஷ வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் பதினொன்னு கூடையவனும் பத்தாம் இடத்துக்கு கூடியவரும் பத்துலயே ஆட்சி அப்ப தொழில இருந்து எல்லா விஷயமே <clears throat> ஒரு வெற்றிகரமா போகும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதாகட்டும் அவங்களுக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கிறதாகட்டும் அப்ராடு போகிறதாகட்டும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் இப்போ ஃபாரின்ல ஏதாவது போகிறீங்க இல்லை ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை ப்ரொமோஷனுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும் சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு இப்ப குரு வந்து நீச்ச பங்கமா இருந்தார் பத்தாம் இடத்துல இப்ப பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வரதுனால மிகப்பெரிய ஒரு யோகத்தை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அதாவது விபரீத ராஜயோகம் கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருந்தாலும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி பார்க்கணும் குருக்கு ரிலேட்டடா குரு தசையை நடக்கலாம் இல்ல என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு இல்ல புத்தி குரு புத்தியா வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் குரு தசையா இருந்தா இன்னும் ஒரு யோகம் எப்படி இருக்காரு மேஷ ராசிக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் கட்டத்துக்கு வந்து எப்படி இருக்காரு நம்ம பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்ப நான் சொல்லக்கூடியது நூறு சதவீதம் நடக்கும் இப்போ கோச்சார பலன் சொல்றதுனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ மேஷ வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம் வலுவா இருக்காரு ஒரு இரண்டரை வருடத்துல நீங்க கண்டிப்பா செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்கு சாத்தியக்கூறுகள் இப்ப குரு வந்து அதிசாரமா கும்பத்துக்கு வராரு அதாவது மேஷ ராசிக்கு பதினோராம் இடம் மேஷ ராசிக்கு பதினோராம் இடம் பலமா இருக்கிறதுனால குருவே வந்து உட்காந்துருக்கறதுனால லாபஸ்தானாதிபதி இடத்துல வந்து உட்காந்துருக்கனால உங்க நீங்க செய்யற தொழில லாபம் அதிகம் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல கூட்டு கிரகமா கிரக சேர்க்கை அதிகமா இருந்தா இயல்பா உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க உங்க ஜாதக கட்டத்துல இருந்து பதினோராம் இடத்துல கிரக சேர்க்கை ஒரு நாலு கிரக சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கை இருந்ததுனா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்கு ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் உங்க அமைப்பு இருக்கு அதனால ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் எடுத்து பாருங்க லக்கணத்துல இருந்து பதினோராம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு இருக்கா இல்லையா இல்ல அந்த கிரகங்களோட பார்வை இருக்கா பதினோராம் இடத்துல பார்வை இருக்கான்னு பாருங்க இல்லை கிரகங்கள் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம் அதுதான் இப்போ கோச்சாரப்படி உங்களுக்கு வருது மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதில் நான் சொல்றது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து முதல்ல பாருங்க அதில் வந்து இப்போ நடக்கக்கூடிய குரு அதிசார குரு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணணும் என்னோட ஆம்பிஷனே மெயினோட என்னோட விஷயமே வந்து எய்மே அதுதான் கண்டிப்பாக நாங்கள் போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை வேலை செய்யணும் அங்கே எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து கட்டாயம் வந்து இந்த ஆறு மாத காலத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் மேஷராசிக்கு அதனால் நினைத்ததெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் கண்டிப்பாக விபரீத ராஜயோகமும் இருக்குது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சுமூகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மேஷ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படிங்க இன்னும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை செட் ஆகும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு நான் இந்த மேஷ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு டைரக்டா அதிசார குருவா வந்து ஏழாம் இடத்தை பார்க்க போறாரு அப்ப கலத்திரஸ்தானம் வலுப்பெறுது இல்லைங்களா அப்ப கலத்திரஸ்தானம் வலுப்பெறதுனால கண்டிப்பா வந்து செட் ஆயிடும் நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும் இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த மாதத்துல இருந்து இப்போ இருந்து நீங்க ஆரம்பிங்க பார்க்க ஆரம்பிங்க கண்டிப்பா செட் ஆயிடும் ஜாதகம் பார்க்கும்போது அது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜான்னு நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும் இதுல நம்மளால சொல்ல முடியாது கோச்சார பலன்ல ஆனா கண்டிப்பா திருமணம் நடக்கும் இந்த ஆண்டு வந்து வாய்ப்பு இருக்கு இந்த அதிசார குருலயே வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் ஆயிடும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் மேஷ வீட்டிலேருந்து மூன்றாம் இடம் அதாவது தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் மிகப்பெரிய ஒரு தைரியமாக துணிச்சலாக ஒரு விஷயத்தில் இறங்கி ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது துணிஞ்சு இறங்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த துணிச்சல் இயல்பாகவே இருக்குங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் மேஷ லக்கணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எதுனாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க தைரியம் துணிச்சல் அதிகம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கு இருந்தாலும் ஒரு மூன்றாம் இடத்த குரு பாக்குறாரு அப்ப மிகப்பெரிய ஒரு துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எப்பவுமே இருக்கும் இந்த தடவை அதிகமாகவே இருக்கும் ஜெயிப்பீங்க ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அதை சொல்லி வச்சு முடிக்கிற இது வந்து மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கு அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா உதவுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு ஒரு உதவிகள் கிட்ட இருந்து இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகளாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து அது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பாக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புனிஸ்தானம் பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது இழுபறியாக இருக்குது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது முடிவு வர முடிவு வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது குரு பார்க்குறாரு இதே மாதிரி நான் சொல்கிறது கோச்சார பலன் தான் சொல்கிறேன் ஜாதகம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு எப்படி இருக்குது தசா புத்தி இப்போ நடப்பு என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு பூர்வீகம் எப்படி இருக்கு கட்டத்துல ராசியும் சரி நவாம்சத்துலயும் உங்களுக்கு பூர்வீகம் எப்படி இருக்கு வலுவா இருக்கா இல்லையா சுபர்கள் பார்வை இருக்கா அசுபர்கள் பார்வை இருக்கா இன்னும் நம்ம மைன்யூட்டா பார்த்தா நம்ம அக்யூரேட்டா சொல்லிடலாம் சரிங்களா அதனால வந்து இப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகத்தை பார்க்கறதுனால நிச்சயமா வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறதுனால முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பாக வந்து குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க இந்த ஆறு மாதத்தில் கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே ஏற்படும் அதான் விபரீத ராஜயோகம் இந்த பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துக்கே வந்து உக்காண்டாரு குரு பகவான் சனி வீட்லேயே மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு மேஷ ராசிக்காரங்களுக்கு அதனால தைரியமா இருங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு இது வந்து நூறு சதவீதம் நடக்கணும் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் அதுதான் சொல்றேன் இது கோச்சார பலன் கண்டிப்பா நடக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இது நூறு சதவீதம் நடக்குன்னா அது உங்க ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தெரியுங்க ஏன்னா உங்க ஜாதகத்துல வந்து என்ன திசை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா அதை பார்க்கும்போது நம்ம அக்யூரேட்டா சொல்லிடலாம் இப்போ நடந்துட்டு இருக்குப்பா இது ஃபேவரபுளா இருக்கு இப்போ கோச்சார பலனும் உங்களோட ராசி கட்டம் அம்ச கட்டத்திலையும் உங்களுக்கு ஃபேவரபுளா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்லலாம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சிருவீங்க இந்த வருஷத்துக்குள்ள இத்தனை வருஷத்துக்குள்ள செட்டில் ஆயிடுவீங்க உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கூட கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயம் எப்ப நடக்கும் எல்லா விஷயமும் சொல்லலாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இப்போ கோச்சார பலனில் இப்போ இருக்கிறத நான் சொல்லிடுறேன் ஆனால் கட்டாயம் இதுவும் நடக்கும் ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் தான் நூறு சதவீதம் நடக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது வரைக்கும் நட நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பார்க்கலாம் இளைய சகோதர சகோதரிஸ்தானம் கண்டிப்பாக வந்து வலுப்பெறது குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமும் வலுப்பெறதுனால புத்திரபாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் முடிவுக்கு வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வோட குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அது கிடைக்கும் போதே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு கட்டாயம் நடக்குங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்